அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரச்சனையிலிருந்து விடுபட நவகிரக தானியம் தானியத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நவகிரகத்துக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்தா கோயில போய் நவகிரகத்துக்கு உண்டான தானியத்தை வச்சு வழிபட்டு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த தானியங்கள் வச்சுட்டு அந்த நவகிரகத்துக்கு உண்டான தானியங்கள் என்னென்ன பிளானட் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாதகார போய் பாருங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க அதுக்கு உண்டான தானியங்கள் வச்சுட்டு அது மேல ரெண்டு நெய் விளக்கு வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து சீக்கிரமா வெளியே வருவீங்க என்னென்ன பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீருங்க திருமணம் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சரியா அமையல மாற்றங்கள் இருக்கு நிரந்தரமா ஒரு தொழில் அமையல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தொழில் அமர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதுக்கு எல்லா பிரச்சனைக்கான தீர்வு வந்து தானியம் அந்த தானியத்தை வச்சு எப்படி வழிபடுறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தானியம் இருக்குங்க அந்த தானியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இப்ப நம்ம சூரியன் சூரிய பகவானுக்கு நம்ம பார்க்கலாம் இப்ப சூரியன்ல இருந்து லைனா ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் சொல்றேன் நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்ப சூரியனுக்கு உண்டான தானியம் வந்து கோதுமை கோதுமை கிடைக்குங்க அதனால கோதுமை கொஞ்சம் எடுத்துட்டு போய் சூரிய பகவான்கிட்ட வச்சு உங்களுக்கு எந்த பிளானட் வீக்கா இருக்கோ ஜாதகத்துல வந்து நீங்க பாருங்க உங்க தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பாருங்க எந்த பிளானட் வீக்கா இருக்கோ இந்த வந்து ரெகுலரா வாரம் வாரம் நீங்க செஞ்சுட்டு வாங்க சூரிய பகவான் வீக்கா இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுக்கு அந்த கோதுமைய பரப்பி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க இது செஞ்சுட்டு வாங்க அடுத்து சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு உண்டான தானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல் அந்த நெல் கொஞ்சம் வாங்கி சந்திர பகவான் நவகிரகத்துக்கு உண்டான சந்திர பகவான் கீழே வச்சு ரெண்டு நெய் தீபம் வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அதுக்குண்டான தடைகள் தசா புத்தி சந்திரன் வந்து இல்ல நீச்சமா இருக்கு இல்ல சந்திரன் வந்து ஆக்டிவேட் ஆகல இல்ல சந்திர பகவான் வந்து உங்க ஜாதத்துல வந்து சரியில்லாத இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நெல்லை வந்து அதை வந்து சாமி கீழே பரப்பி அது மேல ரெண்டு நெய் தீபம் வச்சுட்டு வாங்க உங்க தடைகள்லாம் விலகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் பிரச்சனைல இருந்து விடுபடுவீங்க சந்திர பகவானுக்கு அந்த பவர் இருக்குங்க அடுத்து செவ்வாய் செவ்வாய் பகவான் வந்து உங்க ஜாதத்துல வந்து வீக்கா இருக்காரு நீச்சல் கிரகத்துல இருக்காரு இல்ல தசா புத்தி காலங்கள் அந்த மாதிரி தசா புத்தி செவ்வாய் தசையோ இல்ல செவ்வாய் புத்தியோ அந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுன்னா துவரை அதை வச்சு அது மேல நெய் தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்குங்க அடுத்து புதன் பகவான் புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் ஆயிட்டாரு இல்ல ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு ஸ்தானத்துல இருக்காருன்னா பச்சை பயிர் பச்சை பயிர் வாங்கி புதன் பகவானுக்கு கீழே நம்ம வந்து வச்சுட்டு அது மேல நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அதுக்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க தசா புத்தி காலங்கள்லயும் செய்யலாம் புதன் தசை புதன் புத்தி வரும்போதும் நீங்க இது செய்யலாம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து குரு பகவான் குரு பகவான் உங்க நவகிரக உங்களோட ராசி கட்டத்துல குரு பகவான் நீச்சத்துல இருந்தாலோ இல்ல குரு தசையோ இல்ல குரு புத்தி நடக்கும்போதோ அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான டெக்னிக் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு வந்து கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க அது வந்து மாலையா சாமிக்கு போடலாம் அடுத்தது கொண்டக்கடலை வேக வச்சு சாமிக்கு படைச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நெய் தீபம் ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல நீச்சமா இருந்தாலோ இல்ல மறைவு ஸ்தானத்துல இருந்தாவோ இல்ல தசா புத்திகள் நடக்கும்போது தசா புத்திகள்னா சுக்கரனோட தசை இல்ல புத்தி நடக்கும்போது அது இன்னும் ஆக்டிவேட் பண்றதுக்கான டெக்னிக் தான் நம்ம வந்து இந்த தானியம் இந்த தானியத்துல சுக்கரனுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மொச்சக்கொட்டை மொச்சக்கொட்டை எடுத்து நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டு ரெண்டு நெய் தீபம் ரெண்டு நெய் தீபம் விட்டுட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க நூறு சதவீதம் அது வந்து சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான விஷயம் தான் இது அடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு எள்ளு எள்ளு வந்து ஒன்று எள்ளு உருண்டையாக செஞ்சு வைக்கலாம் சாமிக்கு இல்லை எள்ளே போட்டு அது மேலே நெய் தீபம் விட்டு வழிபடலாம் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கோங்க அடுத்து முடிச்சியா போட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு சனி ஓரையில செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல சொல்லியிருப்பேன் டீட்டெயிலா சனி பகவானுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழரை சனிக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அஷ்டம சனி கண்ட சனி இதை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வரப்போற சனிப்பயிற்சியை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருப்பேன் பன்னெண்டு ராசிக்கான பலன்களும் பரிகாரங்களும் கொடுத்துருப்பேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதில் இந்த எள்ளு போட்டு வழிபட்டால் ரொம்ப சிறப்புங்க சனி பகவான் பிரச்சனைலேருந்து நீங்கள் சீக்கிரம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்தது ராகு கேது தான் பார்க்க போகிறோம் இருக்கிறதே ராகு தசை கேது தசை வரும்போது தான் பிரச்சனைகள் அதிகப்படுத்தும் ஏழரை சனி மாதிரி அதுவும் நம்ம வந்து கர்மாப்படி நம்ம ராகு திசையும் கேது திசையும் நடக்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் தசா புத்தியோ சரி இல்லை நம்ம ராசி கட்டத்தில் ரெண்டுல ராகு எட்டுல கேதோ இல்லை லக்னத்துல ராகு கேது இருந்தாலும் பிரச்சனைகள் வரும் ராகுக்கு உளுந்து கேதுக்கு கொள்ளு இதை வச்சு வழிபட்டுட்டு மேலே நெய் தீபம் வச்சு உங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பிரச்சனைகள் பெரிதாகாம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா கருமாலத்தை யாரும் தப்பிக்கவே முடியாது பிரச்சனைன்னு எல்லாத்துக்கும் வந்தே தீரும் அதுக்கான ரெமெடி தான் நம்ம சொல்றோம் ஆனா இதை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு வராது அதுக்கான விஷயம் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்க பார்க்காம இருக்காதீங்க அதில் எந்த பிளானட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கோ அதுக்கான தானியத்தை வச்சு நீங்கள் வழிபட்டு பலனடைங்க இது கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னோட பலன்கள் சனிப்பயிற்சி பலன்களும் பரிகாரங்கள் பரிகாரங்களும் கொடுத்துருக்கேன் அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு என்னன்னு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்